வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது நவம்பர் மாத ராசி பலன்கள் ரிஷபராசிக்கு சரிங்களா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் பல வீடியோக்களை நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் பொது பலன்கள் என்பது ஒரு ஐம்பது சதவீதம் மட்டுமே துல்லியமாக வரும் ரொம்ப சரியாக அக்யூரேட்டாக வரத்துக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சுய ஜாதகம் தான் பார்க்கணும் ஏன்னா அது தனித்துவமானது உங்களுக்கென்றது சரிங்களா அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் மட்டுமே அதில் கிடைக்கப்படும் இது வந்து பொதுவான ரிசபராஜில் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க மாணவர்களும் இருக்கலாம் தொழிலாளர்களும் இருக்கலாம் வேலை செய்பவர்களும் இருக்கலாம் ஒரு மருத்துவர்களும் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன் மாறுபடும் வாழ்க்கை முறையை மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பொறு பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா இது அனைவரும் சொல்கிற மாதிரி நம்ம ஒரே மாதிரி சொல்கிற போகிற கிடையாது நம்ம இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஓரளவாறு உங்கள் ஜாதகத்தில் என்ன டசர் நடக்குது என்ன புத்தி நடக்குது உங்களது என்ன லக்கணம் இல்லை என்ன ராசி அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிந்து இருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தாராம் ஓரளவாறு இந்த பலன்களை உங்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியும் சரிங்க இப்போ ரிஷப ராசிங்க ரிஷபராசிக்காரங்க இயல்புலேயே வந்து ஒரு வேலை கடுமையான உழைப்பாளிங்க இவங்கள மாதிரி அடுத்தவங்களுக்கு யாரையுமே உழைக்கவே முடியாது ஒருத்தர் விஷயம் ஒருத்தருமான அன்பு பாசம் அதீதமாக இயங்குபவர்கள் சரிங்களா சில விஷயங்களை நியாயம் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பாங்க சரி இப்படி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது ராகு டச ராகு புத்தி யாருக்கெல்லாம் நடக்குது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதம் அது செய்யலாம் நிறைய பிளானிங் உள்ளார போய்கிட்டே இருக்குது இதை செய்யணும் அதை செய்யணும் அது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா வாய்ப்புகள் இவ்வளோ நாளாக வரக்கூடிய வாய்ப்புகள் போன வருஷம்லாம் உங்களுக்கு வந்து நிறைய பண செலவு இருக்கும் அப்படி இப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று போயிட்டுருக்கோம் பேச்சால் பிரச்சனை இருக்கும் இது கொஞ்சம் கம்மியாகி நிறையா விஷயம் புதுசான விஷயத்தில் இறங்கியிருப்பீங்க அது இப்போ சாதகமாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் இவ்வளோ நாள் அஷ்டம சனி இரண்டரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை மாறி உங்களுக்கு இப்போ நல் நல்ல பலன்களே நடந்துகிட்டு இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை ராகுடச ராகுபதி யாருக்கெல்லாம் நடக்கிறோம் சரிங்களா சிறப்பாகவே இருக்கீங்க அது இன்னுமே தொடரும் சரிங்களா அடுத்தது வந்து சுக்கர டச சுக்கர புக்தி ஒரு புதுசாக வந்து ஒரு படிக்கிறது ஒரு ஹாபி ஒரு கிரியேட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் மாணவர்களாக இருந்தால் எல்லாம் ஆரம்பிக்கிறது நல்லது இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் சண்டராசு சந்திரபதி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுமே ஒரு புதுசு புதிதான நண்பர்களோடு சேர்ந்து படிக்கிறது இல்லை ஒரு டிராயிங் வரைகிறது இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கலாம் சில பேர் மக மற்றவங்களுக்கு வந்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் சில பேர் வந்து பெற்றோர்களாக இருந்துட்டிங்கன்னா வந்து சுக்கரடசு சுக்கரபதி நடக்கிற நடப்பவங்களை வந்து மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கி கொடுப்பது நல்லது இல்லை உங்கள் பசங்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கி கொடுப்பது நல்லது விளையாட்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுப்பது நல்லது ஏன்னா இது ஆரம்பிக்க தூண்டிவிடும் பொழுது உங்களுக்கு கர்ம ரீதியான பலன்கள் கர்ம ரீதியான பரிகாரம் செஞ்ச மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து சூரிய தசை சூரிய புத்தி யாருக்கெல்லாம் நடக்குது சொத்து வாகனம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆனால் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கவனம் இந்த காலகட்டங்களில் கவனம் சூரிய சூரிய பற்றி பதினஞ்சாம் தேதி வரைக்குமே கடன் சுமை ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு மேலே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து மனைவி வழி ஆதாயம் கிடைக்கப்படும் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் நண்பர்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா ஒரு சொத்து சம்மந்தப்பட்டு வீடு சம்மந்தப்பட்டு இதை போய் அங்கே போகணும் இல்லை வீடு வாங்கணும் இதெல்லாம் யாரெல்லாம் பிளான் இருந்தீங்கன்னா பன்னெண்டு மேலே தாராளமாக பண்ணலாம் சூரிய தசை சூரிய பற்றி நடப்புறவங்க எடுத்துகிட்டு வந்து புதன் தசை புதன் பற்றி ஒரு ஒரு வேலைக்கு செல்லணும் இவ்வளோ தான் வேலையை எனக்கு அமையலைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் வேலைக்கு செல்லலாம் வேலை அமையும் கொஞ்சம் சுமூகமாகவே இருக்கும் ஒரு நல்ல பேர் பணம் கொஞ்சம் ஓரளவு வரவும் கிடைக்கும் அந்த கடனை அதெல்லாமே ஓரளவுக்கு இது அடைக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்கள் கைவிட்டு போகும் போகன்றாலுமே ஓரளவு மனசஞ்சலம் இருந்தாலுமே உங்களை அடை கடன் அடைஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தது வந்து கேரடசை கேர் புத்தி ஏதாவது ஒரு விஷயம் மற்றவங்ககிட்ட கேட்டிருப்பீங்க ஒருத்தரை போயிட்டு கையெழுத்து வாங்கணும் அதை வாங்கின்னு சொல்லியிருப்பீங்க ஒரு இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் ரொம்ப நாள் இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் விரக்தி ஆகிடுவீங்க சோர்வு ஆகிடுவீங்க அப்படி ஆகாதீங்க தொடர்ந்து போய்கிட்டே இருங்க ஓரளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு பதினைந்தாண்டிக்கு மேலே பதினைந்தாண்டிலேருந்து தேதியிலேருந்து இருபதாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதிரி ஒரு இழுத்தடிப்பு இருக்கும் சரிங்களா அதற்குன்னு சோர்ந்து விட வேண்டாம் கேரு தசை கேரு புத்தி நடப்பவர்கள் அடுத்து வந்து குரு தசை குரு புக்தி கொஞ்சம் கடினமான காலங்கள் கட்டங்கள் தாங்க நவம்பர் இருபதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக மாறும் இவ்வளோ நாள் வந்து டிசம்பர் ராசிக்கு இருந்த அஷ்டம குரு விலகுகிறது இவ்வளோ நாளாக அஷ்டம சனியும் விலகிடுச்சு இப்போ நவம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே காலை ஆறரை மணிக்கு மேலே இவ்வளோ நாள் தனுசு ராசியில் இருந்த குரு வந்து உங்களுக்கு மகர ராசிக்கு சென்று நீசம் அடைகிறார் நீச பங்கம் ஆகிறார் அதனால் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு பண நெருக்கடி ஒரு கஷ்டம் பணம் வாங்கி வாங்கி ரொட்டேஷனில் போட்டுட்ருப்பீங்க தேவையில்லாத மனதளவில் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே இப்போ விளைக்கணும் இருபது ரெண்டு இருக்கும் மேலே அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு சனி டேஸ் சனி புத்தி ஒரு புதுசாக வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அந்த முயற்சிலாம் எடுத்திருப்பீங்க நல்லா போயிட்டுருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை வேறு எல்லாம் தசை சனி புத்தி நடக்குதோ ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் கிடைக்கும் அப்பா வழியில் ஒரு ஆதரவு கிடைக்கும் ஒரு உயர்வு கிடைக்கும் தொழிலில் உயர்வு கிடைக்கும் ப்ரொமோஷன்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ட்ரை பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் சரியானதாக இருக்கும் அப்புறம் யாருக்கெல்லாம் செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடக்கிறோம் தேவையில்லாத பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வாக்குவாதம் வருவதற்கான ஏற்பாடு அதிகமாக வாக்குவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாகவே வரைக்கும் செவ்வாடு செவ்வாய் புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ பூர்வ ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்க அவெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் சரிங்களா சிறு பிரச்சனைகள் சிறு முரண்பாடுகள் இருந்தாலுமே அனைத்துமே உங்களுக்கு இது திருப்தியாக இருந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பணம் வழியில் எல்லாமே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் சரிங்களா வேறு சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவம்